அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்லயே செய்யறது தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி போடுவீங்க இருந்தாலும் அது ரெகுலர் பண்ணிக்கோங்க ஒர்க் இருக்கு என்னால் போட முடியலன்னு சொல்லாதீங்க அந்த சாம்பிராணி போடுறது மூலியமா தான் வீட்டில் உள்ள எல்லா காரணருக்கும் நான் போட்டு சொல்லியிருப்பேன் முன்னாடி இருக்க வீடியோவில் அப்போ போட போட தான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து சிதைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா அந்த சாம்பிராணி போடணும் பால் சாம்பிராணியே போடுங்க வாங்கிக்கோங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேணாம் பால் சாம்பிராணின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த பால் சாம்பிராணியில என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் இது தூள் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பச்சை கல்பூரம் கூட தூள் பண்ணிக்கோங்க பச்சை கல்பூரம் பட்டை லவங்கம்லாம் தூள் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த புகையில அந்த பால் சாம்பிராணியில போட்டு விடுங்க வீடு ஃபுல்லா அந்த புகை வந்து கார்னர் டு கார்னர் காட்டிட்டு வீடு ஃபுல்லா போட்டு விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது கண்டிப்பா செய்யுங்க பணம் கண்டிப்பா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா பண்ணுங்க அது பிரம்ம முகூர்த்தத்திலையும் பண்ணுங்க சாயந்தரமும் பண்ணுங்க அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் இருமுறை இது செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டோட்டலா டிஃபரன்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாதம் நீங்க போட்டுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத குப்பைகள் வைக்காதீங்க வீடு கீழே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க கூட்டி பெருக்கி வச்சுக்கோங்க அதிக குப்பையை சேர்த்துக்காதீங்க துணி மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து போட்டுறாதீங்க அதை நீட்டாக மடித்து உள்ளே உடனே பீரோவில் வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு கதவை காலையில் திறந்து வைங்க பிரம்ம முகூர்த்தத்தப்ப அடுத்தது சாயந்தரம் ஈவினிங் டைம்லையும் திறந்து வைங்க இது மாதிரி நீங்க திறந்து வச்சீங்கன்னா அந்த காத்து வெளியே இருக்கிற அந்த பிராணா வந்து உள்ள வரும் இந்த பிராண சுவாசம் நீங்க செய்யும்போது மூச்சு பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி வெளிக்காற்று உள்ள வரணும் அதனால காலையிலும் சாயந்தரமும் நீங்க திறந்து வைங்க அதுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாம் லக்ஷ்மி வர டைம் மகாலட்சுமி வர தடவை அஷ்டலட்சுமி வருவாங்க கதவை மூடி வைக்காதீங்க சாயந்தர நேரத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையிலையும் அப்படியே செய்யுங்க சாயந்தரமும் விளக்கு பற்ற வைக்கும்போது விளக்கு நீங்கள் ஏற்றும் போது அந்த கதவை திறந்து வைங்க திறந்து வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க குப்பையை சேர்த்தாதீங்க க்ளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செல்வம் வந்து அதிகரிக்கும் நம்ம வீட்டுக்கு அது நீங்களே கண் கூட பார்க்கலாம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்